பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்嗯，你往远了踢看，它有反应吗？உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே பீத்து சிரிக்கலாம் டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோழமுத்தா டேய் டேய் டேய் சோழமுத்தா அதையா கல்லாடு பேசப்படாது best lad? Two months. Three months. Give respect ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல்你弄完是花了。干什么你？我的哥。 அப்ப நாங்கனாப்ல யாரு ஐயோ nonsense go out of our mouth. ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டியே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல லோல்டு பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ குட் மார்னிங் ஆபிசர்